சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா ஐயோ பிளாடி <laughs> உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மாச கடைசிப்பா பையில பத்து பிசா கிடையாது என்ன சின்ன பழத்தனமா இருக்கு யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க பத்து பிசா கிடையாது போடா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே happy or oh, a happy dog. Oh, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ கட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கட் பண்றான் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா பிரச்சனை அவையா இருக்கேன் பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Baby, set the do do do, baby, set the do do do. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ You make me happy, best friend. Oh God! ஃபீலிங்கா என்ன என்ன feeling make me happy டார்ச்சர் பண்ற rascal my guys are best friend you never கங்கி மங்கி அடங்கோ Hey, you, you, you. I fool of the idiot of the fool of the ass, ass, 아이야야 난 잘고 왔어 마우트 ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா என்னையும் அடக்கிட்டீங்க வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா